உறவின் மகுடம் இன்ப தோழமை உணர்வை அறியும் நல்ல தோழமை உறவின் மகுடம் இன்ப தோழமை உணர்வை அறியும் நல்ல தோழமை உள்ளத்தை காட்டும் அன்பு தோழமை உருவமாய் மாறும் உண்மை தோழமை இயேசு என்ற என் தோழர் இரவா உறவானார் இயேசு என்றும் என் தோழர் இரவா உறவானார் உறவின் மகுடம் இன்ப தோழமை உணர்வை அறியும் நல்ல தோழமை வானம் புவிக்கு தோழனா பிறந்திடும் உயிர் நட்பினால் வானம் புவிக்கு தோழனாம் பிறந்திடும் உயிர் நட்பினால் மானம் மனித ஒழுக்கமாம் ஆடை உடலின் தோழனாம் யோனத்தான் தாவீது தோழமைக்கு இழக்கணும் எனது தோழமை என்றும் இயேசுவோடுதா உறவின் மகுடம் இன்ப தோழமையே உணர்வை அறியும் நல்ல தோழமை பாடல் இசைக்கு தோழனா வளர்ந்திடும் கலை நட்பினார் பாடல் இசைக்கு தோழனா வளர்ந்திடும் கலை நட்பினார் தேடல் மனித ஆசையாம் கண்டு பிடிப்புகள் தோழனாம் நற்செய்தியும் நாதரேசுவும் தோழமையின் புறவிடமாம் எனது தோழமை என்றும் இயேசுவோடுதான் உறவின் மகுடம் என்ப தோழமை உணர்வை அறியும் நல்ல தோழமை உறவின் மகுடம் என்ப தோழமை உணர்வை அறியும் நல்ல தோழமை உள்ளத்தை காட்டும் அன்பு தோழமை உருவமாய் மாறும் உண்மை தோழமை ஏசு என்ற என் தோழர் இரவா உறவானார் ஏசு என்றும் என் தோழர் இரவா உறவானார் உறவின் மகுடம் என்ப தோழமை உணர்வை அறியும் நல்ல தோழமை